சிக்கன் பண்ண போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம் சிக்கன் ஒரு கேஜி மூணு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு பூண்டு முழுதுமாக ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு இஞ்சி இதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகாய் அரை கப் கொத்தமல்லி அதுவும் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு கொடமிளகா நாலு தக்காளி இது மீடியம் சைஸ் சீரகம் சோம்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் கரம் மசாலா சிக்கன் மசாலா கொஞ்சம் உப்பு எண்ணெய் இது தேவைக்கேற்ப நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் பொரியட்டும் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இது வதங்கட்டும் இப்போ வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இது வந்து நல்லா வதக்கி விடுங்க இது உப்பு போட்டுக்கலாம் இது வதங்கட்டும் நல்லா இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் அப்புறம் பார்த்துட்டு வெண்ணெய் போட்டுக்கலாம் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் கரம் மசாலா சிக்கன் மசாலா ரெண்டு ஸ்பூன் உப்பு இதெல்லாம் கலக்கிட்டு நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம் இப்போ தக்காளி போட்டு கலக்கணும் இப்போ நல்லா வந்து தக்காளி மசிகிற வரைக்கும் வந்து நம்ம வந்து அது வேகட்டும் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் சேர்த்து நல்லா வந்து கலந்துடுங்க கொஞ்சம் கொஞ்சம் வச்சு கட் போட்டுக்கலாம் இப்போ நல்லா தக்காளி மசிஞ்சிடுச்சு இப்போ சிக்கன் போட்டுக்கலாம் இப்போ இது வந்து நீங்கள் நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக வைக்கணும் வேகட்டும் இப்போ சிக்கன் வெந்துடுச்சு நல்லா நான் வந்து கொஞ்சம் கிரேவியாக தான் பண்ணுறேன் இது வந்து கொஞ்சம் ட்ரையாக கூட பண்ணால் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கேப்சிகம் போட்டுக்கலாம் இது வந்து கொஞ்சம் ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு கலக்கி விட்டுட்டு டூ மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம் இப்போ சிக்கன் கேப்சிகம் ரெடி ஆகிடுச்சு இன்னும் நல்லா ஃப்ளேவராக நல்லா கேப்சிகம் ஃப்ளேவராக நல்லா இருக்குது இப்போ கொத்தமல்லியும் போட்டுக்கலாம் கொத்தமல்லி போட்டிங்கன்னா ஒன்றுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசனை எல்லாமே நல்லாயிருக்கும் இப்போ வந்து இதை எடுத்துடலாம் இப்போ கேப்சிகம் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வந்து செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இது சப்பாத்திக்கு சாதத்துக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள் இன்னும் எங்களோட நிறைய ரெசிபீஸ் பார்க்கணுன்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா ஆல்மோஸ்ட் எல்லா ரெசிபீஸ் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க தேங்க்யூ